அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம Bank Nifty future one minute chart பார்க்குறோம் இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு இப்போ நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மே நயன் மார்க்கெட் வந்து இப்போ டைம் வந்து nine sixteen AM market open ஆன ஜஸ்ட் ஒன் மினிட்ல செல் கால் வந்திருக்கு செல் கால்ன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணிங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை கேண்டில் கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்து அதில் வர என்ட்ரி பாயிண்ட் ஆகட் அண்ட் ஸ்டாப்லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும் என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் இருக்குல்ல அதான் entry point sell at thirty four to thirty six point ninety so நம்மளோட அந்த என்ட்ரி பாயிண்ட் ரேஞ்ச் தான் ட்ரேடிங் போகுது ஸோ ஃபியூச்சர் ட்ரேடர் ரொம்ப ஈஸியாகவே என்ட்ரி எடுத்துடலாம் அந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கனால ஆப்ஷன் ட்ரேடர் உங்களுக்கு பிடிச்ச புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணிக்கலாம் அடுத்ததில் ஃபஸ்ட் ஆர்ட் லைன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் தான் அது கிராஸ் பண்ணும்போது ஃபியூச்சர் ட்ரேடர் க்ளோஸ் பண்ணிட்டு ஆப்ஷன் ட்ரேடரும் க்ளோஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இல்லை நமக்கு ஃபஸ்ட் ஆரட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா thirty four thousand hundred and one fifty one அப்படின்னு வந்திருக்கு ஸோ இந்த ஒன் ஃபிஃப்டி ஒன்னை பிரேக் அவுட் பண்ணுதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சார்ட் ஒவ்வொரு நாளும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த டெக்னிக்கல் அனலைஸ் தான் இது full and full tech technical based தான் கேண்டில் பேஸ்டு தான் ஸோ கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி தான் நமக்கு ஃபுல்லாகவே கால்ஸ் வருது அந்த பிரேக் அவுட் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும் உங்களுடைய வேலை ஒன்றுமே இருக்காது ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க போகிறீங்க இப்போதைக்கு ஒரு செல் கால் அது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு டூ மினிட்ஸாக போயிட்டுருக்கு இது எந்த அளவுக்கு டா டவுன் சைடு இறங்கி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லைன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்ட்டு செல் கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸ்லே thirty four two hundred range வந்துச்சு அடுத்து தேர்ட் கேண்டில் நல்ல டவுன் சைட் இறங்கினால ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் டவுன் அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் டாரட் ரேஞ்சும் வந்து ஃபோர்த்து கேண்டில் ரீச் கொடுக்குது த்ரீ மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் ஃபோர் மினிட்ஸில் செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருக்கு இது பார்த்தீங்கன்னா thirty four thousand four hundred put option put option பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ ஒரு செல் கால் வந்தனால புட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம் ஏன்னா அப்போ தான் பை கால்லாம் பண்ணலாம் பையிங் பண்ண முடியும் ப்ரீமியம் லோவாக இருக்குன்றனால ஸோ ஒரு டேரக்ட் புட் ஆப்ஷன் பார்க்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த சார்ட்டில் ஃபோர் நைன்ட்டி ஃபோரில் பை கால் வந்திருக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி பிரேக் அவுட் ஆயிருக்கு செகண்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு உங்களுக்கு டக்குன்னு ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு தெரிஞ்சால் போதும் நீங்களே உங்களுடைய ஓன் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதில் வர ட்ரெண்டை யூஸ் பண்ணியும் உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸும் நீங்கள் பண்ணிக்க முடியும் இந்த டூல் உங்களுக்கு வேணும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ